அதானா இதானா நீ என்னடா பண்ணி வச்சிருக்க டேய் நடிக்கிறியா எத்தனை மார்க் நான் வாங்குறேன்னு சொன்ன அரு போட்டேன்னு வச்சுக்கா என்னடா மார்க் வாங்கியிருக்க டேய் அடு டேய் இந்த டிராப் அழுவாதடா டேய் என்ன ட்ராமா பண்ணுறியா அசிங்கமாக இருக்கா கேவலப்படுத்திட்ட ஒருத்தன்ட்டே ஒன்றும் பேசவே முடியாது நான் மூணு நாளைக்கு தலையே காட்ட முடியாது வெளியில நீ இருந்தா இரு வெளியில போறது நான் போ எப்பா உன்னை பெத்ததே மறந்துடுறேன் நான் குரல் வசதி பேசுறேன் நான் குரல் வசதி பேசுறேன் நல்லா ஊட்டி விடு வாயில வச்சு ஊட்டி விடு முடிய பத்தியா முடிய பத்தியா